அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க சில பேர் போக முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு இப்போ நான் வீட்டு பக்கத்தில் உள்ள அந்த சிவன் கோயிலில் அன்னாபிஷேகம் பண்ணது காட்சிகளை வந்து இப்போ நான் இமேஜஸாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் கண்டிப்பாக இந்த கிளிப்பிங் பாருங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் தரிசனம் பண்ணுங்கள் ஓகே